அனைவருக்கும் வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டு தான் இந்த சிக்னல் ஜென்ரேட்டருக்குரிய சார்ட் நம்ம இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது அது அந்த டயத்தில் ஜென்ரேட் ஆன கால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து குரூடாயிலுக்கும் அப்லோட் பண்ணுறோம் அஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் எயிட்டீன் இப்போ ஒரு டூ ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆகுது இது நம்ம ஃபுல்லாகவே வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் வாட்ச் பண்ணுறோம் மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுவோம் தான் அப்படி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகிருக்கு ஒரு பை சிக்னல் வந்ததுனால அது நமக்கு சிக்னல்ன்றதை இன்டிமேட் பண்ணுறதுக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த சார்ட்டு சொல்லுது எப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு by at six seven double three அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு டார்கெட் கீழே ஒரு ஸ்டாப்லாஸ் வந்து நமக்கு கொடுக்குது கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட்டிலே ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டாகவே இருக்கும் ஸோ மேலே இருக்க ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா six seven forty nine point eighty த்ரீன்னு இருக்குது செவன்டீன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இது எப்படி மூவ் பண்ணுது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆன ஜஸ்ட் ஒரு எயிட் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு first four minute four candle பாருங்கள் டா என்ட்ரி பாயிண்ட்டு கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போகுது ஃபிஃப்த்து கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம் ஃபைனலாக இப்போ ஒரு த்ரீ பிஎம் கிட்டக்க ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ